ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்க முகமது ரியாஸ் என் மிஸ்ஸஸ்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் ஒரு குக்கிங் வீடியோ செய்யறக்கா நான் அக்செப்ட் பண்ணிட்டு எனக்காக அவங்க ஒரு வீடியோ செஞ்சுருக்கிறாங்க இது வந்து யூடியூப்பில் குக்கிங் வீடியோஸ் போடணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது புது யூடியூபர்ஸாக இருக்கிறாங்க இல்லை பழைய யூடியூபர்ஸ்க்கே கூட அதில் நாங்கள் சொல்லியிருக்க ஏதாவது ஒன்று ரெண்டு டிப்ஸோ ட்ரிக்ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லென்த்தியா தான் இருக்கும் குக்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்ரேஷன் ப்ரீ ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் கேமரா அல்லது ஃபோன் நான் வந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹானர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு நைன் தௌசண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக தான் இந்த சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபோன்லையும் ஃபோர் கே வீடியோஸ் எடுக்க முடியும் இந்த ஃபோனில் எயிட் கே வீடியோஸ் எடுக்க முடியும் ஸ்டாப் ஸ்டாப் ஒரு நிமிஷம் இருங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க சாம்சங் ஃபோன்லேயும் ஃபோர் கே வீடியோஸ் தான் எடுக்க முடியும் சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோன் வந்து அவ்வளோவா கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இப்போல்லாம் கோ வீடியோ எடுக்கிற மாதிரி ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்ஸ் வந்துருச்சு நான் இந்த மாதிரி ஆப்ஸ் இது வந்து கேமரா எம்எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஸ் இது நார்மல் கேமராவுக்கும் இந்த இந்த மாதிரி ஆப் மூலமாக எடுக்கக்கூடிய கேமராவுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து உங்கள் சப்போஸ் உங்களுடைய கேமராவில் கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்குங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் நெட்ஒர்க் ஆஃப் ஆஃப் பண்ணிவிடுங்க அதேமாதிரி ஃப்ளைட் மோடுக்கு போட்டு வச்சுருங்க யாராவது கால் பண்ணினாங்கன்னு சொல்லி சொன்னால் வீடியோ வந்து அதனால் வந்து தடைப்படும் அதனால் ஃப்ளைட் மோடுக்கு போட்டு வச்சுருங்க சைலண்ட்டில் போட்டு வச்சுருங்க இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்து வச்சுட்டு அப்புறமா வந்து வீடியோ செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபோனை வந்து நல்லா வந்து தொடச்சிக்குங்க ஏன் இந்த கேமரா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கையோட அந்த விரல் இதெல்லாம் பட்டிருக்கும் ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து வினிகர் தொட்டுக்குங்க லைட்டாக தான் தொடணும் அதிகமாக தொட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது கேமரா உள்ளார தண்ணி போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும் லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கேமராவை நல்லா வந்து தொடச்சிக்குங்க ஃபஸ்ட்டு வினிகரில் தொடச்சிட்டு அப்புறமா ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்குங்க நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் சாதாரணமாக எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி வினிகர் தொட்டு தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியும் இப்போ நீங்கள் எந்த ஆங்கிளில் வச்சு எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைபேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் எடுக்கிறதுக்கு தகுந்த இந்த ட்ரை ட்ரைபேட்ஸ் எடுத்து இந்த ட்ரைபேட் எனக்கு கிஃப்டாக வந்தது என் தங்கச்சி துபாயிலிருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த ட்ரைபேடில் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வைக்கலாம் கேமரா ஆன் பண்ணிவிட்டு எப்படி வந்து இதில் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே நான் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் இந்த கேமராவில் எப்படி கவர் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஸோ நான் இந்த ஹைட்டுக்கு கொஞ்சம் பேக் கொண்டு போங்க இந்த ட்ரைபேடு தெரிய மாட்டேங்குது ரொம்ப வந்து தூரத்தில் வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சரியாக தெரியாது அதனால நல்லா வந்து கிட்டக்கில் வச்சு எடுத்தீங்கன்னா தான் அது என்னென்ன ஐட்டம்ஸுங்கிறது பார்க்குற வியூவர்ஸ்க்கு நல்லா புரியும் இப்போ நான் இதை வச்சுக்கிட்டேன் இப்போ இதை ரெசிபியை வந்து நான் என்னுடைய சேனல்லே போட போகிறேன் ஸோ வந்து நான் அதை நானும் என்னுடைய கேமராவில் வீடியோ எடுக்க போகிறேன் ஸோ கரெக்டாக வச்சுட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இங்கே என்ன எடுக்கிறேங்கிறத நான் இந்த கேமராவில் ஷூட் பண்ணிக்கிட்டே எடுக்க போகிறேன் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஆலு பரோட்டா தான் பண்ண போகிறேன் அதனோட ரெசிபி வந்து என் சேனலில் போடுவேன் போட்டதுக்கப்புறமா நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் உருளைக்கிழங்க துருவி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிளை மாற்ற போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் நான் இந்த உருளைக்கிழங்கு துருவுறதை மட்டும் வச்சு எடுப்பேன் ஸோ அதுக்காக வேறு செட்டிங்ஸை நான் மாற்ற போகிறேன் நான் ஃபுல் வீடியோவும் காட்ட மாட்டேன் ரொம்ப வீடியோ லெங்க்தியாயிரும் போர் அடிச்சிடும் ஸோ கட் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன் நான் இந்த கேமராவையும் பாஸ் பண்ணி வச்சுருந்ததை ஆன் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்க துருவி எடுத்துக்க போகிறேன் ஸோ உருளைக்கிழங்கு இந்த பாத்திரம் இது மட்டும் தெரியற மாதிரி இப்போ நான் வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக வந்து கிரேட் பண்ணுறதுல எடுக்க மாட்டேன் பாஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா வீடியோ வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதை சுருக்கமான முறையில் ஆனால் அதே நேரத்தில் தெளிவாக விளக்குற மாதிரி வீடியோ எடுத்துக்குங்க அப்போ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களோட ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்ப்பாங்க இப்போ கேமராவோட ஆங்கிளை மாற்றி மாற்றி எடுத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேஸ் வந்து நல்லா வந்து லைட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வாய்ஸும் நீங்கள் அப்போவே பேசுகிற மாதிரி இருந்தால் வாய்ஸும் நல்லா தெளிவாக எந்த ஒரு நாய் நாய்ஸிங்கும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க இனி நான் ஸ்டவ்வில் வச்சு செய்ய போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சு சமைக்க போகிறேன் அதுக்கு எந்த மாதிரி ஆங்கிள் வைக்கிறேன்னு பார்க்கலாம் ஸோ நான் எப்போவுமே இந்த பெரிய அடுப்பில் தான் மோஸ்ட்லி வச்சு சமைப்பேன் அப்போ தான் வந்து எனக்கு வந்து கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கடாய் கவர் ஆகிற மாதிரி கேமராவை செட் பண்ணணும் ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வச்சுட்டு பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஹைட்டில் கரெக்டாக இந்த கடாய் ஃபுல்லாக ஃபோனில் கவர் ஆகிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் குக்கிங் வீடியோஸ் எடுக்கும்போது அதாவது ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் குக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது ஓவர் ஹெட் ஆங்கிள்ஸ் வைக்கக்கூடாது அதாவது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வைப்பாங்க இல்லையா ஸோ கடாய் இப்படி தெரியற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சிங்கன்னு சொல்லி அதுலேருந்து வர்ற ஆவி ஃபுல்லாக இந்த எண்ணெய் தெரிச்சா எல்லாம் வந்து உங்களோட கேமராவில் பட்டு ஃபோனே ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அப்படி வைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி இப்படி தான் வைக்கணும் ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வுக்கும் கேமராக்கும் எவ்வளோ வந்து வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் அதே நேரத்தில் கடாயும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது இப்படி தான் வச்சு எடுக்கணும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்டவ்வில் இருந்து நேராக இல்லாமல் எவ்வளவு கிராஸாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸ்டவ்வில் இருந்து எது தெரிச்சாலும் கேமராவுக்கு அது படாத அளவுக்கு நான் வந்து ஹைட்டில் தள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் இந்த கடாயில் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் குக்கிங்கை ஸோ இந்த கேமராவையும் நான் ஆன் பண்ணிக்க போகிறேன் வந்து இந்த வேலையெல்லாம் நான் ரெசிபி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா எப்படி வந்து தம்னைலுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் தம்னைலுக்கு வீடியோ எப்படி எடுக்கிறேன் அப்புறமா எப்படி எடிட்டிங் பண்ணுறேன் எப்படி அப்லோட் பண்ணுறேங்கிறத இனி அடுத்து காட்டுறேன் இது பார்ட் பாட்டாக தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் எபிசோடு ஒன்று அப்புறம் எடிட்டிங் அப்புறம் தமிழில் வச்சு அப்லோட் பண்ணுறது மூணு பாட்டாக போட்டிருக்கிறேன் இது மாதிரி யூடியூப் வீடியோ ஆடியோ டுட்டோரியல் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்